like it. பிக்சர் எடுப்பா அதுல மடிப்பா அசஞ்சா தேராக்கம் அழகா நடப்பா உனக்கும் எனக்கும் வந்தா போறப்பா சிங்கம் போராட்டம் பெறப்பா இருப்பா அடியே பின்ன